இந்த இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு இந்த கோவிட்க்கு ரிலேஷன் ஆக்சுவலா இட்ஸ் லைக் உங்களை கேட்கலாமான்னு தெரியல இன்னொரு போஸ்ட்ல பார்த்தா இந்த ஸ்மோக்கர்ஸ் ஒரு போஸ்ட்ல வந்து they're at higher risk of contracting கோவிட்னு போட்டிருக்கு லைக் தோஸ் ஸ்மோக் இன்னொரு இதுல வந்து smokers are less risk of contracting கோவிட்னு அதுவும் யாரோ ஆர்டிகல் மாதிரி தான் எஸ் அது பிரான்ஸ்லயே வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிரான்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க இந்த சென்ஸ் ஒரே ஒரு ஸ்டடி மட்டும் நான் பார்த்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து அங்கே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கோவிட் ரிலேஷன்ஸுக்கும் கோவிட் வந்தவங்களுக்கும் கோவிட் இல்லாமல் போனவங்களுக்கும் ஒரு ரிலேஷன் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் இல்லாமல் அதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஸ்மோக்கர்ஸ் தான் நான் ஸ்மோக்கர்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க சரிங்களா அதனால வந்து ஒரு டிசிஷன் வந்துட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கோவிட் ஒரு ப்ரொடெக்டிவ் மாதிரி நீங்க வந்து ஸ்மோக்கிங் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா அது ஒரு சைடு ஒரு ரிசர்ச் இருக்கு இன்னொரு சைடு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னாக்கா smokers are more prone to be having COPD chronic obstructive pulmonary டிசீஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா அது ஒரு டிசீஸ் என்டிட்டி அது தனியாகவே வரும் இதே மாதிரி அது அது மட்டும் இல்லாமல் patients will be having hypertension BP வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஓகே சரிங்களா இப்போ பேஷண்ட்டுக்கு பிபி இருக்குன்னாக்கா ஏஸ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ரிசப்டார் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் வச்சிருக்கோம்ல இப்போ ஒரு பூட்டு இருக்குனாக்கா அதுக்குன்னு ஒரு சாவி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம உடம்புல ஏசி ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் சொல்லும் சரிங்களா அது ஒரு ரிசெப்டார் இருக்கும் அது மேல ஒரு மாலிகுல் உட்காரும் போது அது ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கும் சரிங்களா இந்த சென்ஸ் வந்து அதை நம்ம பிபி வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் இந்த கோவிட் நைன்டீன் என்ன பண்ணும்னா இந்த ஏசி இந்த ஏசுன்ற இந்த ரிசெப்டார் தான் டார்கெட் பண்ணி போவோம் ஒரு செல்லுக்கும் அப்போ பிபி பேஷன்ஸ்க்கு அதுதான் டார்கெட் சரிங்களா அப்படின்னும் போது இந்த மாதிரி பிபி பேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஏசு ரிசப்டார் வந்து அதிகமா இருக்கும் ஓகே சரிங்களா அப்படின்னும் போது அவங்க வந்து they'll be having more risk for COVID okay ஓகேங்களா தட் இஸ் ஒன் திங் இது ஒரு இது கிரே ஸ்கேல் மாதிரியான ஒரு ஏரியா தான் according to me maybe things might change in the future ஒரு டூ டேஸ்ல கூட ஒரு அப்டேட் இருக்கலாம் maybe I am not aware of that that is that could be another thing சரிங்களா ஆனால் இப்போ என்ன சொல்றது hypertensive patients have a risk for COVID nineteen which could be a cause of smoking okay but ஆனா அந்த ஸ்மோக்கிங்கால தான் இதுதான் அவங்க அதுக்கு ஹை ரிஸ்க்னு சொல்ல முடியுமா ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்ல நிறைய பேரை பாக்குறோம் நடுவுல கொஞ்சம் இந்தியால ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் வந்து லைக் ஊதி தலை ஸோ அது என்ன கேட்டா நான் அங்கே படிச்சேன்டா இந்த மாதிரி லைக் ஏதோ சம் ஏதோ இன்டர்வியூ மாதிரி இந்த TV channel interview some YouTube இன்டர்வியூல நம்மளுக்கெல்லாம் வராது இந்த மாதிரி அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ல இருக்காங்க ஸோ அது என்ன ஆக்சுவலா அவங்க டார்கெட் பண்ணுமா ஸ்மோக்கர்ஸ இன்னொரு இதுல வந்து மாஸ்க் போட்டு எடுத்து எடுத்து ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு மூடு இந்த மாதிரி கூட ஒருத்தர் வீடியோ போட்டுருக்கு சோ கோவிட் வராம இருக்கும் ஓகே ஆ அது பண்ணிட்டு திருப்பி மூடி இருக்கான் சோ இது விதமா பண்றாங்க அதால தான் இது வந்து உங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா like they will at least COVID itself is bad தான் COVID itself I mean smoking itself is bad தான் smoking itself is bad தான் சரிங்களா irrespective of COVID or not it is bad only இப்போ எஃபெக்ட் இல்லைனாலும் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் ஆன்றாங்கனாக்கா அதோட கிளினிக்கல் ஸ்பெக்ட்ரம் இந்த சென்ஸ் எப்படின்னாக்கா அதோட என்ன சொல்றது அதோட டிசீஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கே ஒரு தண்ணி டெக்ஸ்ட் புக் மாதிரியே வரும் இந்த சென்ஸ் அவ்வளோ டிசீஸ் வரும் ஸ்மோக்கிங் மட்டுமே ரிலேட் பண்ணியே சரிங்களா இந்த சென்ஸ் கோவிடுக்கு ஒரு ரிஸ்க்குன்னு சொல்ல போனீங்கன்னாக்கா ஐடியலி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சாதாரணமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே போச்சுனாலே ஒரு ரிஸ்க்கு சொல்லலாம் இவங்களுக்கு நார்மலாகவே நைன்டி ஃபைவ் தான் இருக்கும் ஓகே ஸ்மோக்கர்ஸ்க்கு நார்மலாகவே saturation ninety five percentage ninety three percentage அந்த மாதிரி தான் இருக்குமே அப்படின்னும் போது இவங்களுக்கு இன்னும் தான் டிப் ஆகும் ஓகே வர்றோம் கோவிட் ஸ்மோக் பண்றவங்களுக்கும் வரும் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கும் வரும் COVID is for smokers non smokers everyone everyone neutral இன்னும் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வேக்சின் போட்டவங்களுக்கே வரும் ஆமா இந்த எல்லாம் பேசிட்டு பெரிய சாக்ல <laughs>